இவருடைய பின்புலமாக இருந்து செயல்படுவது நீங்க நினைச்சுக்கிருப்பீங்க ஆ ரூத்ரா மட்டும்தான் இருக்குன்னு இல்ல எடப்பாடி மட்டும்தான் இருக்கு நினைக்கிறீங்க இல்ல அண்ணாமலை மட்டும்தான் இருக்கிற என்று நீ நினைக்கலாம் இல்ல சீமான் மட்டும்தான் இருக்கிற என்று நீ நினைக்கலாம் இல்ல அதை விட மூளை செலவை செய்து அவர் இந்தியாவுடைய அந்த ஆர் எஸ் கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடி கொண்டிருக்கிறார் நேரடியான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இருக்கிற அரசாங்கத்தை அவர் எதிர்த்து கேள்வி உனக்கு கேட்கறதுக்கு எந்த அருகதையும் இல்லை என்ன ரைட்ஸ் இருக்கு உனக்கு கேட்கறதுக்கு நீயே ஒரு ஊழல் பேர் வழி நீயே ஒரு பிராடு பய நீயே ஒரு புத்தராட்டா நீ எப்படி கேட்க முடியும் நான் தான் கேட்கிறேன் ஓப்பனா கேட்கிறேன் சில பேருக்கு வந்து ஆளுங்கட்சியில் இருப்பேன் அவன் ஒரு கோட்பாடில் இருப்பேன் எதிர்கட்சியில் இருப்பேன் அவன் ஒரு கோட்பாடில் இருப்பேன் ஆனா இந்த தம்பி ஒரு கோட்பாடில் இருக்க தெளிவா எந்த கோட்பாடு துட்டு அம்பேத்கர் சொன்ன அதே கருத்து அம்பேத்கர் சொல்றாருல தெளிவா சொல்றாருல என்ன சொல்றாரு இங்க பாரு பிராமணன் தான் எல்லா வேலையும் செய்வேன் நினைக்காத அவன் வந்து ஆரம்பிச்சு வைப்பேன் ஆனா அவனுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாம் சில அதாவது பிராமணர் அல்லாத சில நாய்கள் குறைக்கும் எலும்பு துண்டிற்காக அவரிடம் கவனமாக இருங்கள் என்று சொல்கிறார் அதைத்தான் இருந்தாலும் செய்யறேன் இப்ப நான் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் கூட திரைப்பட நடிகர் வில்ல நடிகர் சுரேஷுக்கு என்ன குடிக்க போறாங்க துபாயில இப்ப தூக்க போறாங்க தூக்க போறாங்க அவர் அன்னைக்கே முத்தம் கொடுத்தாரு அண்ணாமலை அப்படி முத்தம் கொடுத்து எங்க முத்துராமலை தேவருடைய அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி நினைக்கிறேன் முத்தம் கொடுத்து விட்டு அடுத்த முதல்வர் அண்ணாமலைனாரு எங்களுக்கு அப்பயே ஒரு டவுட்டு அப்ப நீ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக போறியான்னு கேட்கறேன் தெரியாம தான் கேட்கறேன் ஓகே ஜி ஸ்கொயர் தப்பு பண்ணிருக்குங்க ஓகேங்க தப்பு பண்ணவன் எவனா இருந்தாலும் சரி நான் திருப்பி சொல்றேன் மன்னனாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கேட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நொல்லவாய் என்னைக்காவது ஒரு நாள் நல்லா கேட்டுங்க அதானிக்கும் பிரதமருக்கும் சம்பந்தம் இருக்கிறது ரெண்டு பேருக்கு லிங்க் இருக்குது பாராளுமன்றத்தில் கத்திக்கிட்டே இருந்தாங்களா இல்லையா கூவிக்கிட்டே இருந்தாங்களா இப்போ பேசிருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் பணக்கார மேற்கொண்டு மேற்கொண்டு பணக்காரனா போனேன் ஏழை மேற்கொண்டு மேற்கொண்டு ஏழையா போனேன் அதை கே பேசுறதுக்கு வக்கு இல்லை அதை பேசுறதுக்கு துப்பு இல்லை அதை கேட்கணும் இல்லைங்க அதை கேட்கணும் அது மட்டும் இல்ல குஜராத் கலவரம் செய்ததற்கு இவர்கள் தான் காரணம் அப்படின்னு பிபிசி சொல்லுது நீ பேசுனியா வாயை தொடர்ந்து முன்னாடி பேசியிருக்கிறாப்ப நான் மறுக்கல இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஏதாவது ஒரு இடத்தில் நீ பிஜேபியை எதிர்த்தோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசியிருந்தா சொல்லுங்க சமூக நீதி அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினார் எந்த நடத்தினார் டெல்லியில் நடத்தினார் அனைத்து எதிர்கட்சி தலைவர் வந்தார்களா வரவில்லையா சொல்லுங்க அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் மிரண்டு போயிட்டாங்க அதுக்கு அடுத்தாங்க இந்த வேலை ஜி ஸ்கொயரு பிடிஆர் மேட்ரு இந்த பய வந்து குலைக்கிறது எல்லாமே இது பின்னாடி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நடக்கும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் தலைவா நம்ம உடச்சு விட்ருமா நான் கேட்குறேன் தப்படைக்க வேணாம் உடச்சு விட்ருமா நமக்கு சோர்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மதன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ மதன் ரவிச்சந்திரனுடைய அடுத்த வீடியோ வந்துருச்சு அதுல குறிப்பாக சவுக்கு சங்கர் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தோட உள்ள தொடர்புகள் குறித்துலாம் பேசுறாங்க இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா ஆருத்ரா கோல்டு சம்பந்தமா முத முதல் அவர் தான் பிரேக் பண்றார் பதினோரு மாசத்துக்கு முன்னாடியே அவர் தான் வந்து அதுல ஊழல் நடந்திருக்குது அப்பவே ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேல மக்கள் பணத்தை அந்த நிறுவனம் சுருட்டிருச்சு அப்படிலாம் வந்து அவர் தான் பேசினாரு ஆனா அவரோட தொடர்புபடுத்தி சொல்றாங்க அது எப்படி அது உங்க கருத்து என்ன அதாவது சவுக்கு சங்கர் பேரே ஒரு டிஃப்ரெண்டான பேர் தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் நல்லா இப்போதைக்கு வளர்ந்து வர்றாருன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் சொன்ன உண்மைதான் முத முத இந்த விஷயத்தை வந்து ஆ ருத்ரா பெரிய பெரிய ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னு வெளியில் வந்து ஒரு செய்தியை சொல்கிறாரு அதே ஆள் திடீர்னு கொஞ்சம் நாளைக்கு பின்னாடி ஆமாம் ஆட்டையை போடுவாங்க நீங்கள் போய் ஏன் கொடுத்தீங்க மக்களை பார்த்து சொல்கிறாப்புல மக்களுக்கு அறிவு வேணா இப்ப கொடுத்தீங்கன்னா சொன்னாரா சொல்லலையா பணமும் பெருசெல்லாம் திரும்பி வராது சொல்றாரு அப்ப அது முதல்ல நல்ல வாய் அப்புறம் வந்து என்ன வாதி நொல்ல வாயான்றேன் இல்ல என்ன என்ன வாயின்னு கேக்குறேன் இதுல இருந்து நீங்க தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்ப காலகட்டத்தில் சவுக்கு சங்கர் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கின்றோம் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய சொல்லாடல் அவர் பேசுகிற பேச்சுக்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் உண்மையிலேயே வந்து ஆதிக்கவாதிகளை எதிர்ப்பதை போல் தான் ஆரம்பித்தார் ஆதிக்கவாதிகள் அரசியல்வாதிகள் இன்னமும் சொல்ல போனால் அதிகார தொடர்பில் இருப்பவர் எல்லாரையுமே ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு பின்னாடி பார்த்தா இவர் எல்லாமே அரசாங்க அரசாங்கத்தோடே சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரி வந்தார் அது பலது தூத்துக்குடிய அந்த கலவரமாக இருக்கட்டும் துப்பாக்கி சுடும்போது கூட வாயை போய் அங்கே கொடுத்தேன்னு சொன்ன டயலாக்கு கள்ளக்குறிச்சியில் அந்த பெண்மகள் இறந்ததுக்கு பேசுன டயலாக்கு அப்போ விடுதலை சீர்த்து இருந்து பேசுன டயலாக்லாம் வச்சு பார்க்கும்போது யார் அது என்னடா அது இது இப்படியே பேசிக்கிட்டு இருக்கு முன்னாடி ஒன்று பேசுது அப்புறம் ஒன்று பேசுது என்னடா அதுன்னு பார்த்தா இப்பதான் தெளிவா தெரியுது முதல்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருந்தா இப்பதான் தெளிவா தெரியுது இருந்தாலும் என்ன தெரியுது அதாங்க சொல்றேன் சில பேருக்கு வந்து ஆளுங்கட்சியில இருப்பேன் அவன் ஒரு கோட்பாடுல இருப்பேன் எதிர்கட்சியில இருப்பேன் அவன் ஒரு கோட்பாடுல இருப்பேன் ஆனா இந்த தம்பி ஒரு கோட்பாடுல இருக்கார் தெளிவா எந்த கோட்பாடு துட்டு உங்களுக்கு புரியுதா காசு கொடுத்தா போதுங்க அப்படியே இல்லாதது இருப்பதை போல் சொல்லுகிறார் இருப்பதை இல்லாமலும் சொல்லுகிறார் எவ்வளவு ஒரு இதுன்னு பாருங்க நீங்களே பாருங்க அந்த திருட்டு பயலுக ஆர் ருத்ரா அவன் வந்து மக்கள்கிட்ட காசை ஏமாத்தினேன் மக்கள்கிட்ட இருந்து அது ஒரு கட்சியுடைய பின்புலத்தோடு அதுவும் யாரோடு அண்ணாமலையுடைய பின்புலத்தோடு இருந்து இன்னமும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலத்தோடு இருந்து மக்கள்கிட்ட காசை போடுங்கடா காசை போடுங்கடா நீ போட்டேன்னா காசெல்லாம் நாங்கள் பயங்கரமா நிறையா கொடுப்போம்லான்னு ஏமாத்துறாங்க கரெக்டா உண்மையா பொய்யா ஏமாறுது நீ செய்தியை வெளியில சொல்ற அப்ப தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற நிலவரத்தில் சொல்றோம்ல இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் கூட திரைப்பட நடிகர் வில்லன் நடிகர் சுரேஷுக்கு என்ன பிடிக்க போறாங்க துபாயில இப்ப தூக்க போறாங்க தூக்க போறாங்க அவர் அன்னைக்கே முத்தம் கொடுத்தாரு அண்ணாமலை அப்படி முத்தம் கொடுத்து எங்க முத்துராமலை தேவருடைய அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி நினைக்கிறேன் முத்தம் கொடுத்து விட்டு அடுத்த முதல்வர் அண்ணாமலைனாரு எங்களுக்கு அப்பயே ஒரு டவுட்டு அப்ப நீ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக போறியான்னு கேட்கிறேன் தெரியாம தான் கேட்கிறேன் அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த திருட்டு பயல்கள்ட்ட பூரா நீ இருக்கிற லிங்க்ல இருக்கிற ஒண்ணு உங்களுக்கு புரியுதா இல்ல அவர் தொடர்பு அவர் ஒன்றும் பணம் வாங்குறதெல்லாம் மறுக்கெல்லாம் செய்யல நான் வந்து கவுண்டர் பண்ணணும் ஆட்சியில இருக்கிறவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க அத்துமீறி போக விடாம நான் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறேன் கட்டுப்படுத்துறேன் அதுக்கு ஒரு கடிவாளம் வேணும் அந்த வேலையை நான் செய்யறேன் அதை நீ செய் அது அதை செய்ய நான் பாராட்டுகிறேன் அதை செய்ய நான் பாராட்டுகிறேன் அது தப்பு இல்லைங்க அதை நீங்களும் கேட்கலாம் நானும் கேட்கலாம் யாருமான்னு கேட்கலாம் அது ஒவ்வொரு குடிமகனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீ கேட்குற ஆனால் நீ என்ன செய்கிற பிடிஆர் என்பவர் ஒரு தலை சிறந்த ஒரு நிதி அமைச்சராக வளர்ந்து கொண்டு வருகிறார் மறுக்க முடியாது இந்த கொரோனாக்கு பிறகு நம்முடைய பொருளாதார வலிமையை உருவாக்கி கொண்டு வருகிறார் இன்னும் மட்டும் இந்தியாவில் மட்டுமல்ல உலக லெவலில் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு அறிஞன் இன்னும் சொல்ல போனா அறிஞன் அவரை போய்கிட்டு அவர் பேசின மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இன்னைக்கு நீ ஒரு இதை செஞ்சு வெளியிடுறேன்னா அப்ப நீ யாருன்னு கேட்குறேன் நீ யார் நான் இன்னமும் சொல்றேங்க நீ கேட்ட கேள்வி கரெக்ட் நீ பின்னாடி யாரு பின்னாடி இருந்து பேசுகிறாய் நீ ஆர்எஸ்எஸ் கும்பலின் பின்னால் இருந்து அவர்களுடைய போடுற எலும்பு துண்டுக்கு வாளாட்டுகிற குறைக்கின்ற நாயை போல் செயல்படுகிறாய் அதான் இங்க இருக்கிற பிரச்சனையே எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறீங்க சோ போற போக்கில் அடிக்கலைங்க இவருடைய பின்புலமாக இருந்து செயல்படுவது நீங்க நினைச்சுக்கிருப்பீங்க ஆ ரூத்ரா மட்டும்தான் இருக்குன்னு இல்ல எடப்பாடி மட்டும்தான் இருக்கிற நினைக்கிறீங்க இல்ல அண்ணாமலை மட்டும்தான் இருக்கிற என்று நீ நினைக்கலாம் இல்ல சீமான் மட்டும்தான் இருக்கிற என்று நீ நினைக்கலாம் இல்ல அதை விட இவர்கள் எல்லாம் காசத்தான் கொடுப்பாங்க ஒரு பேன் செட்டை வாங்கி கொடுப்பாங்க இல்லாட்டா ஒரு காரை வாங்கி கொடுப்பாங்க இல்ல ஒரு டீசலை போடுவாங்க இந்த செட்டிங் தான் பண்ணி கொடுக்க முடியும் ஆனால் மூளை செலவை செய்து நல்ல கெட்டுங்க தோழர் நல்ல கெட்டுக்கு மக்களை தெருங்க மூளை செலவை செய்து அவர் இந்தியாவுடைய அந்த ஆர் எஸ் எஸ் கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடி கொண்டிருக்கிறாய் நேரடியான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ஆர் எஸ் எஸ் உடைய முக்கியமான தலைவர்களை சந்திக்கலன்னு சொல்ல சொல்லுங்க அது எப்ப சிறைச்சாலைக்கு போனார் பாத்தீங்களா சிறைச்சாலை உள்ளே சென்ற பிறகு அவர் எதுக்காக போனாரு எஸ் எதிர்த்து தான் போனாரு யாரு ஒரு சங்கி நீதிபதியை எதிர்த்து தான் போனாரு எதுக்காக போனாரு ஏ என்ன கைது பண்ணி பார்ப்போம் கைது பண்ணி பார்ப்போம் ஏன் கைது பண்ணி பார்ப்போம் பார்ப்போம்னு சொன்னாரு அதற்கு முன்னால் விடுதலை சிறுத்தையில எதிர்த்து எது கள்ளக்குறிச்சி மேட்டில் எதிர்த்து இதே இடத்துல இருந்து அவர் முகத்திரையை கிழித்தோ ஆகா என் முகத்திரை கிழிச்சு என்னை நாசம் பண்ணி விட்டாங்கடா இது வரைக்கும் எவனுமே பேசலன்னா அவருக்கு ஒரு கட்டாயம் எழுகிறது போய் அங்க போய் விழுகிறாரு விழுந்ததுமே எஸ் காரன் உள்ள வந்து பாக்குறேன் மறுக்க சொல்லுங்க உள்ள போய் அவரே ஒத்துக்கிட்டேன் எஸ் புத்தகம் படித்தேன் என்று இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் உள்ள போனவே சொல்றேன் தம்பி சும்மா சவுண்ட கொடுக்காத என்ன சொல்ற ஆறு மாசம் கிடக்குறியா இல்ல சொல்றதை கேட்கறியா ஐயோ ஆறு மாசம் கிடந்தா என்னால கிடைக்க முடியாது அப்ப என்ன நாங்க சொல்றோம் சரி நீ அங்கங்க சும்மா வாங்கி திருற நாங்களே உனக்கு எல்லாம் ரெடி பண்ணி தர்றோம் அதற்கு பிறகுதான் நாங்களும் அவரை கடுமையாக எதிர்க்கிறோம் அவர் எங்களை எதிர்ப்பதை விட யார் எதிர்க்கிறார் தெரியுமா அவரு இந்தியாவில் ஒரு புதிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை வந்து உருவாக்குவதற்காக அதுவும் என்ன புரட்சி அம்பேத்கர் கனவை நினைவாக்குவதற்காக இங்க தலைவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி தளபதி ஸ்டாலின் களமாடி கொண்டிருக்கிறார் அவரை எதுக்குறாருன்னா என்னங்க அர்த்தம் நேரடி ஒருவேளை தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி போயிருச்சுங்க ரெண்டாவது யாருங்க வருவாங்க யாரு ஒரு பிஜேபி குரூப் தான் வரும் ஏடிஎம்கே வச்சா நீ பிஜேபி தானே வரும் அவங்க வந்து நாட்டுக்கு அலை செய்வாங்க தமிழ்நாட்டுக்கு அப்போ உன் புத்தி எங்க இருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்தால் நீ யார் அம்பேத்கர் சொன்ன அதே கருத்து அம்பேத்கர் சொல்றாருல தெளிவா சொல்றாருல என்ன சொல்றாரு இங்க பாரு பிராமணன் தான் எல்லா வேலையும் செய்வேன் நினைக்காத அவன் வந்து ஆரம்பிச்சு வைப்பேன் ஆனா அவனுடைய கோட்பாடுகள் கொள்கைகள் எல்லாம் சில அதாவது பிராமணர் அல்லாத சில நாய்கள் குறைக்கும் எலும்பு துண்டிற்காக அவரிடம் கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறார் அதுதான் இருந்தாலும் செய்யறேன் இப்போ அவர் வந்து பிஜேபி தொடர்பில் இருக்கிறார் அரசு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க அவர் தனி நபர் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து அவர் வந்து போராடுறார் குரல் கொடுக்கிறார் ஊழலுக்கு எதிராக கடுமையாக வந்து பேசுகிறார் ஆதாரங்கள் எடுத்து வீசுகிறார் அப்படி இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு இல்லை ஏற்கனவே கைது செஞ்சு உள்ளே வச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு பாதுகாப்புக்காக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியோட தொடர்பில் இருக்கிறதுல என்ன தவறு இருக்குது ஒரு பாதுகாப்புக்காகவே நீ அதிகாரத்தோட போய் சேர்றேன்னா அப்ப நீ மற்ற ரகமான புத்தி உள்ள அப்ப நீ உன்னை போராளின்ற நான் என்ற நான் மக்களுக்கு போராட அங்கங்க உட்காந்துட்டு டைலாக் பேசிக்கிறீங்க ஆரம்ப காலகட்டத்துல அது எப்படி சரியாக நீங்களே சொல்லுங்க ஓகே ஒருத்தன் எதுக்குன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அப்ப வந்து இன்னொருத்தன் போயிட்டு ஒரு ஊழல் வாங்கிட்டு போய் உட்காந்துட்டு பேசுவேன் நீனு யார் இவர்கள் நான் கேட்கிறேன் யார் இவர்கள் இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பேசுகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எடப்பாடி யார் அவர் ஊழலின் மறு உருவம் தானே அவர் அவங்க முன்னாடி இருக்கிற தலைவி அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க பேசக்கூடாது அந்த அம்மா எதுக்கு ஊழல் குற்ற ஊழல் குற்றச்சாரம் உள்ள போனாங்க எதுக்கு போனாங்க எதுக்கு சிறைச்சாலைக்கு போனாங்க அப்ப அவங்க ஊழலை பத்தி பேசி என்னங்க ரைட்ஸ் இருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கறேன் தெரியாம தான் கேட்கிறேன் நான் பேசுற தப்புன்னு சொல்லுங்க நீ எந்த பகிர்ந்து பேசுற அதே முக்கியம் நீ எந்த பகிர்ந்து பேசுற நீ பேசுவது முழுக்க முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிஜேபிக்கு ஆதரவா தானே பேசுற முதல்ல கூட மேலோட்டம் நினைச்சவங்க ஆர் ருத்ராவை நான் நேரடியா கேட்கிறேன் ஏன் இப்ப வாய் திறக்கிறது இல்ல இப்ப வந்து ஆர் கே சுரேஷ கைது பண்ண போறாங்க ரைட்டா கைது பண்ண போகும்போது அவன் சொல்ல போறேன் நீ இது பின்னாடி வந்து இவர் தான் இருக்கிறான்னு சொல்ல போறேன் ஒன்னு ரெண்டு சேர்ந்து எல்லாம் கூட்டு கலவானீங்க எங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்குங்க நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லுகிறேன் எங்களுக்கு கிடைச்ச செய்தி அதான் இதுல நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கமிஷனை மட்டும் வாங்கிட்டு ஒதுங்கினாலும் நினைக்காதீங்க இது எல்லாம் சேர்ந்து அந்த கும்பல்ல இவர் ஒரு ஆளு நீ வேணா பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கும்பல்ல இவர் ஒரு ஆளுன்னு தூக்கி உள்ள ஓடாருன்னா பாருங்க பொறுத்து இருந்து பாருங்க எல்லா எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு சும்மா போற போக்கில் அடிக்கிற இல்ல அதானே எங்களுக்கு கோவம் நீ ஒரு பத்திரிகையாளன் நான் ஒரு நடுநிலையாளி அப்படி சொல்லிக்கிட்டு இந்த போர்வில் உட்கார்ந்துக்கிட்டு நீ என்ன வேலை செய்யற நீ என்ன வேலைப்பா செய்யற சொல்லுப்பா ஓப்பனா சொல்லு என்ன வேலை செய்யற ஒரு இங்க பொறுங்க பொறுங்க உங்க வீட்டுல நாய்க்குட்டி வளர்த்துருக்கீங்களாங்க நாய்க்குட்டி உங்க வளர்த்துருக்கீங்களா நம்ம வீட்டுல நாய்க்குட்டி இருக்கு அந்த நாய்க்குட்டி என்ன செய்யும் நம்மளே சில நேரம் குலைக்கும் பாத்துருக்கீங்களா ஏன்னா பார்த்தா டயத்துக்கு சாப்பாடு கூட மறந்துருப்போம் எலும்பு துண்டு கூட பார்த்துருப்போம் திரு நம்மளே குலைக்க வரும் கடிக்காது குலைக்கும் அப்ப டப்புன்னு போட்டுருப்போம் அது ஆஃப் ஆயிடும் கண் கிடக்கும் அதான் அங்கே இருக்கு அதே உன் புத்தி நீ நேர்மையா நிக்கிறா இருந்தா ஒரு நடுநிலையாளர் நீ செயல்பட வேண்டும் ஓ என்ன என்ன இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த இப்ப நல்லா பல பல பலன்னு வர்றியாப்பா முதல்ல வந்து உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு உண்மையிலே வந்து அந்த போராளிக்கான கொஞ்சம் ஃபேஸ் கிடைக்கும் இப்ப பார்த்தோம்னா அந்த ஒரு படத்துல சொன்னது ஆளு புஷ் கிஸ்ன்னு பயங்கரமா ஜேசுதாஸ் மாதிரி என்ன சொல்லுவா எனக்கு ஒரு படத்துல வடிவேல் படத்துல பாத்தீங்களா பாக்கலையா அது மாதிரி நீ ஆளு அப்படி தெளிவா வர்றிய அப்ப இது ஒரு பொழப்பான்னு கேக்குறேன் இது ஒரு பொழப்பா இப்போ பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் அப்படின்றது வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு துறையாக வளர்ந்துட்டு இருக்குது அவரும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டண்டா இருக்கிறாரு அவர் ராம்மோகன் ராவுக்கு கூட வந்து கன்சல்டண்டா ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாரு இப்போ ஐ தமிழ் சேனல் வந்து அவருடைய சேனல் தான் அப்ப அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாரு இல்லையா அது ஒரு அஜெண்டாவை எடுத்து அருவி இல்ல அறிவி நீ அறிவிப்பா அறிவாளியே அருவி ஐ பேக் அப்படின்னு ஒரு நிறுவனம் பல கோடிகளை வாங்கி கொண்டு பல பேர்களை உருவாக்குகிறார்கள் பலருக்கு உதவியாக இருக்கிறார்கள் நீ சொன்ன அந்த மோடிக்கும் சரி இங்கே இருக்கிற யாருக்கும் சரி ரைட் ஓகே நீ அப்போ அறிவிச்சுட்டு நான் அது மாதிரி செயல்படுறேன் எங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உருவா அது வந்து வேணும்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்ல ஸ்வாட் அனாலிசிஸ் மூலமாக நீங்கள் செயல்படுவீர்கள் அதை செயல்படு ஆனால் நீ எப்படி வர்ற நீ ஆர் ருத்ராவுக்கும் உனக்கும் டிஃப்ரெண்ட் நல்லா பாருங்க கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாருங்க ஆர் ருத்ரா என்ன பண்றான் டே உங்க பணத்தை பூரம் போடுங்க நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு பலதை நாங்க பெருக்கி பெருக்கி கொடுப்போம் அப்படின்னு அவனை வந்து அப்படியே வந்து என்ன பண்றாங்க பிரெயின் வாஷ் பண்ணி மக்கள்கிட்ட அப்படியே ஏமாத்தான வாங்குறாங்க வாங்குறாங்க இவனை அப்படியே எடுங்க ஏய் நான் ரொம்ப நல்லவன் யாரா இருந்தாலும் எதிர்ப்பேன் எங்க என்னை பிடிச்சப்பாரு டே அவன் தப்பு பண்றான் இவன் தப்பு பண்றான் அதே மாதிரி மக்களை இளைஞர்களை பிரெயின் வாஷ் பண்றது புரியுதா அவன் அங்க கோயில் காசை பூரா முதலீடா வச்சு ஆட்டையை போடுறது இவன் தான் வாயை முதலீடா வச்சு இங்க ஆட்டையை போடுறது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இப்போ ஆறு உத்தரா ஜெயிலுக்குள்ள போயிட்டு அந்த பையன் ஹரிசா ஒரு பாடி பெட்டு மாதிரி இருப்பேன் அவன் பாடி பெட்டு மாதிரி இருப்பேன் நீ சொங்கி மாதிரி இருப்ப அவளே ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்ட் அதான் ரெண்டும் ஒண்ணுதான் அவன் மக்களை ஏமாத்துகிறான் நீ மக்களை ஏமாத்துகிறான் அதானங்க உண்மை இல்ல இது இந்த டிஃப்ரெண்ட்ல நான் சொல்ற தப்பு சொல்லுங்க ஓ ஆருத்ரா கிட்ட ஒரு பணம் வாங்கிட்டு பேசுறாரு பேசுறதுக்காக அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறார் வாங்கிட்டு பேசுறாரு மறுபடியும் பணம் கொடுக்கல மறுபடியும் பேசல பணம் கொடுத்தா பேசுறாரு அவர் வந்து ஒரு ஒரு அதை வந்து ஒரு தொழிலா செய்யறாரு அங்க பாருங்க நீ முதல்ல அருவி சவுக்கு சங்கர் மாதிரி சங்கர் பேக்ஸ் இல்ல சங்கர் அனாலிசிஸ் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு அறிவிச்சுட்டு நீ செயல்படு உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அது தொழில் ஆனா நீ என்ன பண்ற இவன மாதிரில ஏமாத்துற திருப்பி திருப்பி நான் சொல்றேன் பாயிண்ட் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ருத்ரா என்ன பண்ண பண்ணுச்சு ருத்ரா செஞ்ச வேலை என்ன இல்ல ஆருத்ராவோட ஒரு ருத்ராவுடைய வேலை தாங்க இவங்க வேலை அதுக்கு டிஃபரெண்ட் இல்லை நீ சொல்லுங்க இல்லங்க அது வேற இது வேறன்னு சொல்லுங்க அவனுக்கு அவனுக்கு என்னங்க டிஃபரெண்ட் ஒரு டிஃபரெண்ட் இல்ல பேங்க் இருக்குங்க பேங்கும் இருக்கு ஆ ருத்ராவும் இருக்கு பேங்க்லயும் வட்டி கொடுக்குறான்ல எல்லாம் பண்றான்ல அப்ப இதுக்கு அது டிஃபரெண்ட் இருக்குல்ல பேங்க் நான் பேங்க் அறிவிக்கிறான்ல அதே மாதிரி நீ அறிவி நான் ஐ பேக் மாதிரி நான் ஒரு சிஸ்டம் உன்னை யாரும் கேள்வி வைக்க போறது இல்லை நீ என்ன பண்றேன்னா மக்களை ஏமாத்துற அப்பாடா இப்பாடா வந்துட்டான்டா எதிர்த்தாருடா அது நீங்களே கேட்டீங்களே கேள்வி ஆஹ் ஆ இருக்கிற அரசாங்கத்தை அவர் எதிர்த்து கேள்வி உனக்கு கேட்கறதுக்கு எந்த அருகதையும் இல்லை என்ன ரைட்ஸ் இருக்கு உனக்கு கேட்கறதுக்கு நீயே ஒரு ஊழல் பேர் வழி நீயே ஒரு பிராடு பைய நீயே ஒரு புத்தராட்டம் நீ எப்படி கேட்க முடியும் நான் தான் கேட்கிறேன் ஓப்பனா கேட்கறேன் அவரோட தொடர்புல இருக்கிறாருங்கிறது அவரே சொல்றாரு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் யார் யார் சந்திக்கிறேங்கிறதெல்லாம் சொல்றாரு அது ஒரு பக்கம் என்னங்க அப்படி சொல்றீங்க போய் சந்தோஷம் போய் பார்த்துருக்காங்க நேருக்கு நேரம் பார்த்து ரெக்கார்ட் இருக்குங்க போட்டோ வேணுமா எல்லாம் இருக்கு கிட்ட எல்லாம் கிடைச்சிருச்சு நீ ஆர்எஸ்எஸ்ஸின் கை கூலி என்பது தெளிவாக தெரிந்து விட்டது அதுக்கு தான் உன்னை வந்து அப்படியே பார்த்துக்க இருக்கிறான் தப்புன்னு உன்னை தூக்கி போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது எவ்வளோ நேரம் ஆக போகுதுப்பா தம்பி ஒன்றும் இல்லை நீ செய் எஸ் எல்லா வேலையும் செய்வாங்க தீ வைப்பது கொலை பண்ணுவது கொள்ளையடிப்பது பித்தாட்டம் பண்ணுவது எல்லாம் செய்வாங்க அதை பூரா உன்னை வச்சு செய்வாங்க நீ எவ்வளோ வரைக்கும் போகிறேன் பார்த்துட்டு அப்புறம் குப்புன்னு புதுக்கி உன்னை வீட்டில் உள்ளே போட்டு நான் நசுக்க வேண்டியதான் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை இல்லை இப்போ ஜி ஸ்கொயர் மேட்டர்லாம் அவர் தான் பேசி அது வந்து இன்னைக்கு வந்து ரைடு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அதிகாரத்துக்கு எதிராக நிற்கிறாரு ஆமா இவ்வளவு விவரமா இங்க பாருங்க சீரியஸா பேசுவோங்க நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் நீ வந்து நெறியாளரே நேர்மையா சொல்லு சிக்கலை முடிஞ்சு போயிடும் டென்ஷன் ஆக்கக்கூடாது ஓகே ஜி ஸ்கொயர் தப்பு பண்ணிருக்குங்க ஓகேங்க தப்பு பண்ணவன் எவனா இருந்தாலும் சரி நான் திருப்பி சொல்ல மன்னனாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி தண்டிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நொல்லவாய் என்னைக்காவது ஒரு நாள் நல்லா கேட்டுங்க அதானிக்கும் பிரதமருக்கும் சம்பந்தம் இருக்கிறது ரெண்டு பேருக்கு லிங்க் இருக்குது பாராளுமன்றத்தில் கத்திக்கிட்டே இருந்தாங்களா இல்லையா கூவிக்கிட்டே இருந்தாங்களா இப்ப பேசிருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுங்க எடுத்து என்ன காட்டுங்க அந்த பிரச்சனை பேசியிருக்காங்களா ஒரு நாள் வாய் துறக்கல இது இந்த நாட்டுக்கே சிக்கலுங்க இந்த நாட்டுக்கே சிக்கல் ஒருவேளை இது இது இருக்கட்டும் ஜி ஸ்கொயர் இருக்கட்டும் அதனால யா எவ்வளவு பிரச்சனை ஒரு நாடு முன்னேறி கொண்டு வருகிறது அந்த நாட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட முதலாளிகளிடம் மட்டுமே நம்ம சொத்துக்களை எல்லாம் நம்ம உழைப்பு போல தூக்கி அவன்கிட்ட போடுறேன் ஆ ருத்ரா மாதிரி இது ஒரு வகையான ஆர் ருத்ரா ஒரு சின்ன சாம்பிள் அது இந்தியாவுக்கே செஞ்சிருக்கிறாங்க எல்ஐசி நான் போட்டேன் காசு என் காசு கிடைக்குது என் காசுடைய பங்களை எடுத்துக்கொண்டு அவனை கொடுக்குறாங்க அப்ப அவன் உலகத்திலே ஒரு பெரிய முதலாளியாக உருவாக்க திட்டமிட்டீர்கள் அது கூட பாராட்டுக்குரியதான் விடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனா பண்ணது கூட பிராடு பித்தாட்டம் நீங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல அப்ப எதற்காக செய்தாய் எதற்காக செய்தார் மோடி அவர்களே அப்ப குறிப்பிட்ட முதலாளிகளை உருவாக்கி இந்த நாட்டை அசிங்கப்படுத்த நாட்டை நாசமாக்க வேண்டும் என்பதுக்கான செய்திருக்கிறீங்க செய்தி கிடைச்சிருக்கல அதை பத்தி பேசுங்க ஒரு நாள் பேசிருக்கேன் நான் சொல்றேன் இன்னமும் சொல்ல போனோம்னா இது கொஞ்சம் அதிகமா நினைச்சுக்கிறாதீங்க இருந்தாலும் நான் சொல்ல விரும்புறேன் போன ரெண்டாயிரத்தி பதினாலுல காந்திமதியே முகம் அப்படியே காந்திமதியே குண்டா கொண்டாந்துட்டு ஊழலத்தான் ஒதுக்க ஒழுக்க போறேன்டான்னு வந்தேன் கடைசியில அந்த திருட்டு ஐயாவை நான் வந்து பேச கொண்டிருக்கிற வயசுக்கு முதிர்ந்தாலும் கடைசியில அவன் ஒரு ஆர்எஸ்எஸ்ங்க அந்த ஆளு ஒரு ஆர்எஸ்எஸ் அது தெரியாம மக்களும் ஐயோ அப்பா டே வர்றாண்டா வர்றாண்டான்னாங்க இன்னைக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டாடாங்க இவனை அப்படி நீங்க நினைக்கலாம் அப்படி நினைக்கலாம் அண்ணா சாரோட ஒப்பிடுறீங்களா இல்ல நான் வந்து சொல்லிட்டேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது இப்ப அண்ணா சாரோட ஒப்பிட்டு இவனை பேசுங்க வச்சுக்கலேன் இதை அப்படியே கட் பண்ணி அவங்க முதலாளிக்கு போட்டு விட்டு ஏத்திருவேன் நீ ரேட்டை நடக்கவே நடக்கல ஆனாலும் கூட ஆனாலும் கூடங்க அண்ணா சாரை பயன்படுத்தினாங்க இந்தியாவுக்கு இவனை வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மைதாங்க நான் மறுக்கல எஸ் எஸ் டூல்ஸ் செயல்படுகிறார் இதே உண்மை அதான் சொல்றாருலங்க டயலாக்கு அன்னைக்கு பார்த்தீங்க நான் தடாகத்தில் இருக்கின்ற அந்த மீனை போல நான் சுத்தம் செய்து அழுக்குகளை செய்து நான் அதை சுத்தம் செய்கிறேன் சொன்னாரா சொல்லலையா தடாகத்தில் உள்ள அழுக்குகளை தென்று வாழும் மீன்கள் போல வந்து அவர் வந்து அதன் மூலமா ஒரு உயிர் அது உண்மைதான் அப்ப எங்க சமூகத்துல இல்லையா எங்க ஊர்கள்ல காலையில போவோம் அங்கிட்டு போவோம்ங்க எதை நோக்கி தடாகம் என்ற அந்த குளத்தை நீங்க குளம் சொல்லுவான் குளத்துக்கு எதுக்கு காலையில போவான் நம்ம ஏரியால போயிருக்கணுங்க குண்டு கழுவ போவான் நேரம் சொல்லுங்க காலு கழுவ போறோம் ரொம்ப அப்படியே டிப்ளமெட்டிக்கா பேசுறீங்களா குண்டு கழுவ போவோம் ரைட்டா எதுக்கு போவோம் நம்ம அழுக்க இங்க அழுக்க சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம போவோம் ரைட்டா அது மாதிரி செய்தா இது நான் கேட்கிறேன் ஒரு காலத்துல சங்கராச்சாரியர் ஒரு ஜெயில போட்டாங்க ஜெயில போகும்போது அவர் வந்து இலை கட்டாரான் அடங்கொப்பா மகனை சாப்பிடுத்த இலகப்பா இதுக்கேண்ட இலை கேட்கிறேன்னு கேட்டிருக்காங்க அப்ப அந்த இலையாக அவர் சுத்தப்படுத்துகிறாரான்னு கேட்கிறேன் சாதாரண ஆளுங்க எங்கேயோ போயிட்டு அப்படியே பேசியிருக்கிறேன் இந்தியாவுக்கே இன்னைக்கு சிக்கலுங்க இந்தியாவுடைய நம்ம கொரோனா காலத்துல வேலை இல்லாத திண்டாட்டம் வரும்பொழுது சில முதலாளிகள் மட்டுமே உருவாகி கொண்டிருக்கிற ஏறக்குறை எண்பத்தி ஒன்பது விழுக்காடு முதலாளிகள் தான் உருவான ரெக்கார்டு இருக்குங்க ரெக்கார்டு இருக்கு பணக்காரன் மேற்கொண்டு மேற்கொண்டு பணக்காரனா போறேன் ஏழை மேற்கொண்டு மேற்கொண்டு ஏழையா போறேன் அதை பேசுறதுக்கு வக்கு இல்லை அதை பேசுறதுக்கு துப்பு இல்லை அதை கேட்கணும் இல்லைங்க அதை கேட்கணும் அது மட்டும் இல்ல குஜராத் கலவரம் செய்ததற்கு இவர்கள் தான் காரணம் அப்படின்னு பிபிசி சொல்லுது நீ பேசுனியா வாயை திறந்து சொல்லுங்க பிரதர் ஏதாவது இது வரைக்கும் இதுக்கு பின்னாடி முன்னாடி பேசியிருக்கிறா நான் மறுக்கல நீ இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஏதாவது ஒரு இடத்தில் நீ பிஜேபியை எதிர்த்தோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தோ பேசியிருந்தா சொல்லுங்க நீ சொல்ற நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இல்ல அவர் தான் நேரடியா அவங்க சப்போர்ட்னு அறிவிச்சுக்கிறாரு இல்லையா அவங்க பக்கம் நின்று இந்த பக்கம் பேசுறாரு சொல்றாரு தான் எனக்கு இதுல அதிகாரம் பிஜேபி அங்க மேல இருக்கிறது வந்து அதிகாரமா தெரியாமா இல்லைக்கே அது அதிகாரம் தெரியலான்ட்டு நாங்கள் யுத்தம் யாரை எதிர்த்துங்க பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் எதிர்த்தேன் தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல இந்தியாவுக்காக போராடி கொண்டு இருக்கிறோம் தளபதி ஸ்டாலின் என்ன பண்ணாரு என்னங்க பண்ணாரு சமூக நீதி அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினார் எங்க நடத்தினார் டில்லியில் நடத்தினார் அனைத்து எதிர்கட்சி தலைவர் வந்தார்களா வரவில்லையா சொல்லுங்க அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் மிரண்டு போயிட்டாங்க அதுக்கு அடுத்தாங்க இந்த வேலை ஜி ஸ்கொயரு பிடிஆர் மேட்ரு இந்த பய வந்து குலைக்கிறது எல்லாமே இது பின்னாடி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நடக்கும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் முதல்ல நீ வந்து பாவனை விடக்கூடாதுங்க சொரி நாயை கூட்டி வந்து நசுக்குன்னு போட்டான் ஒவ்வொரு ஏரியாவில் தெரியுது நாய் சொரி நாய் என்ன பண்ணுவான் ஃபோன் பண்ணி வர சொல்லி தூக்கி போட்டு உள்ளே போட்டுறோம்ல நாய் பிடிக்கிறமே இதை கொண்டாந்து போட்டு போடுறமா இல்லையாங்க சீரமா செய்யலையாங்க செய்யறோம் இல்லைங்க செஞ்சு விட்ற வேண்டியதானே சும்மா பேசணும் பார்ப்போம்னா உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைச்சிருச்சுன்னா எங்க ஏதாவது சின்ன பையன் நம்ம வந்து ஐபேக்ல ஏற்கனவே கொடுத்துருந்தேன் வெளியே விரட்டி விட்டான் கம்பெனியில வேலை பார்த்தேன் வெளியில போனதான் நம்ம கம்பெனியை பத்தி பேசுறேன் மட்டும் நீ குறைத்து மதிப்பிடாது அன்னைக்கு தனியான சவுக்கு சங்கர் இன்று சவுக்கு சங்கருக்கு பின்னால் நூறு ஆண்டுகளுக்கு வலிமையாக உள்ள ஆர்எஸ்எஸ் செயல்படுகிறது ஏங்க அவளை பத்தி இவ்வளவு பேசுறேன் சவுக்கு சங்கரை பத்தி எனக்கு தேவையாங்க என் தம்பிங்க சொல்லப்போனா என்னோட வயசு குறைந்த தம்பி நான் அவரும் க்ளோஸ் நண்பர்கள் மறுக்கல ஏன் இவ்வளவு கோவமா பேசுறேன் சவுக்கு சங்கர் பின்னால் இருந்து ஆர்எஸ்எஸ் முழுமையா இயக்குகிறது நீங்க சொன்ன மாதிரி இவர் கூட அதுக்காக போயிருக்கலாம் ஒரு பாதுகாப்பை தேடி போயிருக்கலாம் இது நாட்டுக்கு கேடுங்க நம்ம தேசத்துக்கே கேடு இந்த முறை வர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல பிஜேபி மட்டும் திருப்பி வந்துருச்சுன்னா நீங்க பேச முடியாதுங்க அரண்சை டிவிலாம் இருக்காது ஓப்பன துறை கேட்டுக்குங்க டிவி மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியால எவனுமே மைக்க பிடிச்சி பேச முடியாது நான் ஓப்பனா கேட்கறேங்க மங்கி பாத்து தானே வச்சிருக்கிறாங்க இந்த மங்கி பாத்துல ஆயிரம் பிரச்சனை இப்ப வருதுல நம்ம நாட்டில் நடக்குதுல அவர் பேசுகிறாரா பேசுறாராங்க உனக்கும் அதானிக்கும் தொடர்பு இருக்கு பேசு இந்த மங்கி பார்த்து என்பது என்ன மங்கி பார்த்து நீ குரங்கு பேச்சு நினைக்காதீங்க மனதோடு பேசுகிறார் இன்னமும் சொல்றேங்க இது வந்து இது இதுவே அவங்க வளர்ச்சி இதுதான் தமிழ்நாட்டிற்கும் அவங்களுக்குள்ள வறட்சி நீ மனம் தொட்டு சொல்லணும் உண்மையை சொல்லணும் தோழர் நீ தப்பா பேசக்கூடாது நெறியா கேட்கல ஒரு தோழராக கேட்கிறேன் நீ கடைசியா ரேடியோ செட்டு வச்சு கேட்டது எப்பங்க ரேடியா வச்சு இப்படி நியூஸ் கேட்டது எப்ப இந்த வருஷம் அதான் பதினஞ்சு வருஷம் ஆச்சு <laughs> பதினஞ்சு வருஷம் பின்னாடியே அவங்க இருக்கிறாங்க இதை கொண்டாடுறாங்க ஆண்டு கொண்டாடுறாங்க எங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேட்போம் என்னடா செய்தி ஆகாஷ் சவாணிகள் வாசிப்பது சரவஸ் நாராயண சுவாமிகள் அப்படி ஏதோ வரும்ல கேட்டிருக்கிறேன் கேட்ட உடனே ஸ்ரீலங்கா பாட்டுலாம் போடுவாங்க இதுல இருந்து ஈழ பாட்டுலாம் போடுவாங்க கேட்டிருக்கேன் இதான உண்மை இப்பெல்லாம் யாரு கேட்கிற அந்த மங்கி பார்த்து பேசி கொண்டிருக்கிற ஆளோட போய் நீ அவங்களோட கூட்டணி மறைமுகம் வைத்து கொண்டு செயல்படுவது எப்படிங்க நாயா இதாங்க வளர்ச்சி நீ வளர்ச்சிக்கு வேற எங்கேயும் போக தேவையில்ல இன்னமும் வந்து நூறாயிரம் நூறு ஆண்டுகள் ஆகி விட்டது நாங்கள் இது தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக பேசினியா நேத்து வந்து அரபு குழந்தைகளை வந்து கை கை கொடுக்க வருது தொடாத தொடாத தொடாத அப்படின்னா அப்படின்றாரு என்ன தோட்ட தீட்டா பாத்தீங்களா இது பாத்தீங்களா வீடியோ பாத்தீங்களா இதுதாங்க அங்கேயும் இங்கே இருக்கிற டிஃபரெண்ட் அவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்ல சமூக வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்ல கல்வி ரீதியான வரிச்ச வளர்ச்சியாக இருக்கட்டும் இல்ல மருத்துவ ரீதியான வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் பின்தங்கி இருக்கிறது நார்த் இந்தியா சாதி கொடுமைகள் இளம் பெண்கள் ஏங்க கோயிலுக்குள்ளே வச்சு ஒரு குழந்தை கற்பழிச்சாங்கன்னா இல்லையாங்க இதெல்லாம் அப்ப நம்ம இந்த படத்துல பாத்துருக்கிறோம் யாரு பராசக்தியில அந்த காலத்துல அது எத்தனை வருஷம் ஆச்சு இப்ப நிகழ்காலத்துல நடச்சு நடக்கலையா நடக்குதுலங்க பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு இதே ஊப்பில ஒரு குழந்தைய வந்து ஒரு தலித்து பெண்ணை வந்து படிக்கிறாங்க சுட்டு எங்க இப்ப இதெல்லாம் செய்தி நான் சொல்றது பழசு இல்லைங்க இன்னொரு பெண்ணை தலித்து பெண்ணை பாடியை கொடுக்காம எங்க இல்ல ஒரு சின்ன சாம்பளத்தை சொல்றேன் அப்போல்லாம் கொடுமை நடந்து கொண்டு இருக்கு இங்கேயாவது பரவாயில்ல சாதி கொடுமை வந்து நான் கேட்கிறேன் எதிர்த்து நிக்கிறேன் போராடுறேன் அங்கே போராட முடியாது அப்படிப்பட்ட இந்த அயோக்கியர்கள் நூறு ஆண்டுகள் ஆக ஆர் எஸ் எஸ் உருவாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இது நாட்டுக்கே கேடு இல்லையா அதை நீ சிந்திக்க வேணாமா சிந்திக்கணுமா இல்லையாங்க இல்ல இப்போ திமுகவுக்கு இவ்வளவு டார்ச்சர் வருவதற்கு காரணம் காங்கிரஸோடைய சகவாசம் தான் காங்கிரஸ் கூட்டணி விட்டுட்டா திமுகவுக்கு நீங்க பிரச்சனையே கிடையாது நிறுத்திக்கலாம் அப்படி ஒரு டீலிங் இருக்குதுன்னு சொல்றாங்க டீலிங் இருக்கலாம் ஆர்எஸ்எஸ் ஆசைப்படலாம் பிஜேபி சொல்லிச்சுல கண்ணுக்கு எட்டிய தூரம் காங்கிரஸ் அழித்து ஒழிப்போம் என்று செயல்படலாம் காங்கிரஸ் இல்லாத இந்தியா காங்கிரஸ் இல்லாத இந்தியா அழகா சொன்னீங்க அவர் சொன்ன வாசகம் இதெல்லாம் அவருடைய கனவுகள் ஆசைகள் கற்பனைகள் ஆனால் இதற்காக இந்த காங்கிரஸை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதற்காகவே தமிழகத்தில் இருந்து தளபதி ஸ்டாலின் மட்டுமல்ல தமிழக மக்களே களமாடி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இந்த நாடு தமிழக அதை சொல்லிட்டாங்க புரட்சி அம்பேத்கரே சொல்லிருக்காரு இந்தியா என்பது யாரு தமிழர்கள் ஆண்ட நாடு பௌத்தர்கள் ஆண்ட நாடு இன்னமும் சொல்ல போனா நாகர்கள் ஆண்ட நாடு அதான் சொல்லிருக்காருல்ல அப்ப நமக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நம்ம போராடுகிறோம் அந்த கோபத்தை நம்ம பேசுறோம் அதெல்லாம் வந்து இவங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க திருப்பி வரமாட்டேன் உனக்கு கவலைப்படாதீங்க என்ன பிட்ட போட்டாலும் காங்கிரஸ் உடைய ஆட்சி நிச்சயமா வரும் அமர் பிரசாத் ரெட்டியோட தொடர்புபடுத்தி தான் வந்து ஆருத்ரா கோல்டு நிறைய பேசினாங்க பிஜேபியோட தொடர்பு படுத்தி பேசினாங்க அண்ணாமலையோட தொடர்புபடுத்திலாம் நிறைய பேச்சு இருந்தது இன்னும் குறிப்பாக வார் ரூமோட அவங்க தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாரிதாஸே வந்து சொன்னார் ரெண்டு வீடியோ தொடர்ந்து போட்டார் நிறைய விவரங்களோட போட்டார் ரெட்டி ரெட்டின்னு சொல்லி சொல்லி அடிச்சார் அந்த ரெட்டியை கூட வச்சுட்டு அண்ணாமலை வந்து நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுக்குறார் ஊழலுக்கு எதிராக வந்து நான் வந்து நடைபயணம் போகிறேன் என் நாடு என் மண் அப்படின்னு சொல்லி நான் வந்து நடைபயணம் போகிறேன் திமுகவுடைய ஊழல்கள்லாம் நான் அம்பலப்படுத்துவேன் அப்படிலாம் வந்து சொல்கிறார் இல்லையா அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ரெட்டியாவது அந்த ரொட்டி இதே ஆளை பற்றி இதே சவுக்கு சங்கர் பேசியிருக்கிறாரு ஏன் அவரை விடுங்க விரைய பேசியிருக்கிறாருங்க இப்போ நம்ம முதல் முதல் விதை கொண்டாந்தாப்புல மாரிதாஸோட சேர்ந்து அந்த ரெண்டு ஒரே கலந்து கொண்டு வந்தாங்க இப்ப இவரும் பேசுறது இல்ல பேசுறது இல்லைங்க மாரிதாஸ் இப்ப பேசுறது இல்லைங்க அது கூட அன்பை பேசி இப்ப பேசுறது இல்ல இப்ப இவன் ஒரு பிராடு பய அப்படின்றது நமக்கு நல்லா எல்லாருக்கும் மக்களுக்கே தெரியும் யாரா என்னன்றது மண்டையை பார்த்தாலே தெரியாங்க இவன் ஒரு பிராடு பையனு அவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்கிறாங்களாம் அப்ப என்ன ஒரு அயோக்கியத்தனம் யார்கிட்ட வந்து இது தமிழ்நாடுப்பா இது வந்து கே இது இல்லை அது பேர் என்ன ஊப்பி இல்லை இங்க தானாங்க சொன்னாங்க அவங்களோட க தலைவர் நட்டாவும் நொட்டாவும் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து எண்பத்தஞ்சு விழுக்காடு நாங்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் முடித்து விட்டோம் ஆரம்பிக்கவே இல்லை சொன்னாங்களா சொல்ல அவங்க நார்த் இந்தியா சூப்பரா சூப்பராக மங்கி பார்த்து கேட்குற பயிலுக்கிறான் ஏ சூப்பரான்னு கை தட்டுவாங்க இங்கே அப்படி இல்லை நாங்கள் உடனே பிடிச்சிருவோம் கரெக்டா இல்லையா அப்போ அப்படிப்பட்ட நீ ஆளை பின்னாடி வச்சு நீ நாடகம் நடத்தலாம் அதையும் சவுக்கு சங்கர் பார்த்து கொண்டு சிரிக்கலாம் அதற்காக பாராட்டி கூட நீ ஒரு வாழ்த்து மடல் அனுப்பலாம் ஆனால் மக்களை வந்து கேனைன்னு மட்டும் நினச்சிக்கிறாரு மக்கள் வந்து லூசுன்னு மட்டும் நினச்சிக்கிறாத மக்களுக்கு எல்லாம் தெரியும் நீ எதுக்காக பேசுகிறாய் ஏன் ஆடுகிறாய் ஏன் பாடுகிறாய் யாரோடு சேர்ந்து நீ டான்ஸ் ஆடுகிறாய் எல்லாம் எங்களுக்கு தெரியும் இது ரொம்ப நாளைக்கு நீ நடக்காது ஒன்று நீ மாத்திக்க இல்லைன்னா நீ மாத்தப்படுவாய் ஹரிஸ் அவர் சிறையில் இருக்கிறார் போலீஸ் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அதுலயும் குறிப்பா வந்து என்ன அப்படின்னா அமர் பிரசாத் ரெட்டியை வந்து எப்படி டீல் பேசியிருக்கிறாரு அப்படின்னா அமலாக்கத்துறையில இருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி டீல் அதே மாதிரி அவர் பார்த்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க ஒவ்வொரு முறை அவர் டெல்லிக்கு போகும்போது ரெண்டு கோடி மூணு கோடி பணம் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது அது ஓப்பனா அரசு தரப்புல இருந்து அறிவிக்கல இந்த மாதிரி லீக் ஆகி வர்றது தான் அதை பற்றி உங்களுடைய தலைவா நம்ம உடச்சு விட்ருமா நான் கேட்குறேன் தப்பா எடுக்க வேணாம் உடச்சு விட்ருமா நமக்கு சோர்ஸ் இருக்கு இங்க பாருங்க இந்த மேட்ருக்குள்ள வந்து அண்ணாமலை கரெக்டாக மெயின் லீடர் அண்ணாமலை ஏன் செஞ்சாருன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் எங்களுக்கு வந்து சவுக்கு சங்கருக்கு தெரியும் எப்பரா எங்களுக்கு தெரிஞ்சுன்னு என்ன மேட்டர்னா இவர் இங்கே வந்து ஒரு சாதாரண விவசாயி மகன் தானே வந்து இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு வரும்போது சும்மா நடத்த முடியாது யாராவது இப்போ எங்கள் கட்சியில் வந்து இங்கே தொண்டனையாக அடிச்சுனா வால் போஸ்ட் இங்கே அவன் எவன் ஒட்டுவேன் எவன் வருவேன் அப்போ ஒரு சோர்ஸ் வேணும் சோர்ஸ்னா அந்த சோர்ஸ் பணம் எக்கனாமிக்கல் சோர்ஸ் அப்போ அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தவங்க தான் இருந்தது யாரு ஆர்எஸ்எஸே ரெடி பண்ணிதான் ஹரிசை வச்சு இது மாதிரி செய்யுங்கடா எல்லா நாட்டிலையும் நடக்குது எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது நடத்தி விடுங்க ஆரம்பிச்சு விட்டாங்க இது ஆரம்பிக்கும் போது எங்க சிக்கல் வருதுன்னா நம்ம தமிழக மக்கள் கொஞ்சம் விவரமானவங்க கரெக்டா இல்லையா இது என்ன பண்ணி நல்லா கேட்டுக்க நான் பேசுறதுக்கு சவுக்கு சங்கர் பேசுறது கரெக்டா இருக்கு என்ன போட்டு பாருங்க வரவே திடீர்னு ஒரே நேரத்துல எல்லா பேருக்கும் தெரிஞ்சு போய் டவுட் என்ன வெறும் பிஜேபியா இருக்கிறேன் ஆபீஸ் போகும்போது வரும்போது தெரிஞ்சிருமில்ல வெறும் பிஜேபியா இருக்கேன் எஸ் கும்பலா இருக்கிறேன் படம் பூரா பெரிய பெரிய படமா போட்டிருக்கிறாங்க இது பிராட் பயிலுக்கு அது செட்டு சரிப்படாதுன்னு மக்கள் ஒரே நேரத்துல காசை கேட்டிருக்கிறேன் நல்லா கேட்டுக்கும் பிரதர் காசை ஒரே நிலை கேட்டுருக்குறாங்க அது நல்லா பாருங்க ஆறு உத்தரா எப்ப ஆரம்பிச்சது மெயினா ஓடி இருக்குன்னா அண்ணாமலை வந்து தலைவர் ஆனார் பாத்தீங்களா அதுக்கடுத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது ஆரம்பிச்சு எல்லாம் செட் ஆகுமே திடீர்னு சவுக்கு சங்கருக்கு சோர்ஸ் கிடைச்சிருச்சு அவர் நம்மளோட சோர்ஸுக்கெல்லாம் சோர்ஸ் இல்லை கிடைச்சிட்டு வெளியே விடுறாரு இங்க வாப்பா சிக்கலை பண்ணாத இந்தப்பா ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு கம்முன்று பேசாத பண்ணா அவர் நினைச்சு ஏமே பண்ணா நமக்கு என்ன நம்ம மேட்டர் முடிஞ்சு போச்சுன்னா அவர் அமைதியாயிட்டாரு இந்த இடத்துல தான் நம்ம சுரேஷ் வர்றாப்புல வில்ல நடிகர் சுரேஷ் ஏன்னா வெளியில போனோமே ஆளு அட்டாக் வர்றாங்க சுரேஷ் கொஞ்சம் இங்க செட்டிங் இருக்கு அந்த பையன் படத்துல மட்டும் இல்லை இல்லை உண்மையிலே இல்லைங்க ஆள் பணம் உள்ள ஆளு ஏ பாத்துக்கிறேன் அவன் ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கிறேன் இன்னும் தொடர்ந்து நீங்க பார்த்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வந்து துபாய்க்கு போடுறது துபாய்க்கு வர்றது துபாயில போகும்போதே போட்டா போட்டு அனுப்புறது பாருங்க அவர் எடுத்து பாருங்க எல்லாம் அவரே அவருக்கு இருபது கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு அக்கௌண்ட்ல கொடுத்துருக்காரு தலைவா என்ன வரேன் தலைவர் மேட்ரு பூரா வரேன் இது பூரா மேட்ரு வரமே இப்போ லீக்ல எல்லாம் என்கொயரி பண்ணதுல அங்க இருக்கிற ரெண்டு மூணு பேர் இருக்கு அவங்க வேண்டிய ஆளுங்க பேரை இருக்காங்க அது சொல்ல விரும்பல நீங்கள பூரா பிடிக்கவுமே ஒன்னில் ஒன்று தொடர்பு இவன் இருந்து அவனுக்கு அவன் இருந்து அவனு போகும்போது இதுல வந்து நம்ம இவர் இருக்காரு சவுக்கு சங்கர் சும்மா பேசுறதுக்கு மட்டும் இல்ல அவரே சில டீல் பண்ணி முடிச்சிருக்கிறாரு உங்களுக்கு புரியுதா அப்ப அவரே உள்ள ஒரு பார்ட்னரா வர்றாங்க உள்ள இப்ப இந்த இதுல வந்து பார்ட்னர்ஷிப்ல விவரம் பிடிச்சிருவாங்க சுரேஷ் வந்து இப்ப நெருங்கிட்டாங்க துபாயில வந்து பூர்ஜல் அராபுக்கு பக்கத்துல இருக்கிற பாம் ஜுமேரால இருக்கிறான்ற செய்தி கிடைச்சிருச்சு யாருக்கு கவர்மெண்ட் கிடைச்சிருச்சு இப்போ தூக்கிடுவாங்க தூக்கிட்டாருன்னா அவர் ரொம்ப இதான ஆள் அவர் நீட்டாக வந்து மேட்டர் எல்லாம் உடைச்சிடுவார் உடைச்சி முடிச்சதுமே அண்ணாமலை அவர்களும் நம்ம சவுக்கு சங்கர் அவர்களும் அங்கே வந்து செல்ல வேண்டியது வேற வழியே இல்லை நீ வேணா பாருங்க பொறுத்து இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் நினச்சா ஒன்றும் செய்ய முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இங்கே இருக்கிற காசு அடிச்சிருக்கிறாங்க என் மோடி காசு அடிச்சாங்க இல்லை அதானி காசு அடிச்சாங்க ஏன் காசு ஏன் காசுனா எனக்கு சொந்தக்காரன் உள்ள போட்டிருக்கிறேன் சொந்தக்காரன் போட்டிருக்காங்க அதில் உள்ள அது மூலமா நாங்கள் இந்த பூரா செய்தி பூரா கிடைச்சிச்சு அப்ப ஆக மொத்தம் இந்த திருட்டு கும்பல் அதிவிரைவில் மாற்றப்போகுது நீங்க பொறுத்திருந்து பாருங்க நிறைய படத்தை சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபா என்னமோ சொல்றாங்க இதுல வந்து இந்த பணத்தை வந்து பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க பல அக்கௌண்ட்டுக்கு போய் அங்கங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பணம் காணாம போயிடுச்சா பேப்பர் காணாம போயிடுச்சா டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட் இருக்கும் ஆனா பணம் இங்க ஓ இதுல காணாம போன மாதிரி ரஃபேலுடைய ஃபைல்ல வந்து அமைச்சகத்துல இருந்து காணாம போச்சு பாத்தீங்களா அது மாதிரி காணாம போயிடுச்சு ரைட் ஓகே அது மாதிரி போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு இருநூறு கோடி ரூபாய்க்கு மட்டும் அது எங்க போச்சு அப்படின்னு தெரியல அது இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கறதுக்கு பயன்பட்டுருக்குமோ என்பது போல சொல்லப்படுது அது அப்படிதான் இருக்குமா அப்ப லஞ்சம்னா யார் அண்ணாமலை தூரூர்ல கொடுத்தாங்களா இல்ல தெரியல சவுக்கு சங்கர் தூர்ல கொடுத்தாங்களா யார் கையில கொடுத்தாங்க வீடியோல சொன்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஒரு இரநூறு எங்களுக்கு கிடைச்ச செய்தி என்னன்னு தெரியுமா சவுக்கு சங்கர்கிட்ட எல்லாருக்குமே டீல் இருக்கு ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி இனி ஆள போற கட்சி எல்லாத்தையுமே அவர் அங்கங்கே லிங்க் போட்டிருப்பார் தெரியுமில உங்களுக்கு தெரியுமில எல்லா போட்டு சோர்ஸ் இருப்பார் அவர் தான் அந்த டூ ஹண்ட்ரட் குரோர்ஸை வாங்கி அங்கங்கே கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி செய்தி கிடைத்திருக்கிறது பாருங்க நான் சொல்ற போற நடக்கலன்னு பாருங்க சுரேஷ் தூக்கு வாங்கி அது பூரா வெளியே வரப்போகுது செய்தி நான் சொல்ற போறா அப்படியே பத்திரம் வச்சுக்கோங்க ரெக்கார்டை வச்சுக்கிறீங்க நீங்க அப்பயே சொல்லுவீங்க கரெக்டாக சொன்னீங்களே அப்படின்னு இதான் உண்மை பொறுத்திருந்து பாருங்க ஓகே இது உங்க கருத்து ஏன் கருத்து இல்லைங்க உண்மை கருத்துங்க உண்மையான கருத்துங்க நீங்க பொறுத்திருந்து பாருங்க பிரதர் அதி விரைவில் சவுக்கு சங்கர் ஃபுல் எவிடன்ஸ் சொல்ல பழைய மாதிரி இல்லை பதிய பழைய மாதிரி இல்லைங்க சும்மா போய் நீதிபதி உரண்டை கேள்வி தர அதுக்கு ரெண்டு தர யூடியூப்ல பேசும்போது வார்த்தையை விட்டார் அப்படிலாம் இல்லை ஆர் உத்ராவுடைய மெயினான சோர்ஸே வருது மெயின் சோர்ஸ் புரியுதா இது வேற சோர்ஸ் என்ன சோர்ஸ் உங்களுக்கு புரியுதா எங்கெங்க எங்கெங்க பிரச்சனை இருக்கு யாரா இருக்கு என்னென்ன கொடுக்கணும் அந்த டூ ஹண்ட்ரட் குரோர்ஸை வாங்கி அங்கே முடிச்சு செய்து செய்து கொடுத்துருக்கிறாருல எவிடன்ஸ் சொல்ல இருக்குல்ல இப்போ நீ நினச்சிருப்பீங்க ஏ ஏ என்னை கைது பண்ணல என்னை கைது பண்ண சொல்லு இது ஒரு பெரிய இதுங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜி எங்கள் ஸ்ட்ராட்டஜி ஆளுன்னு சொன்னீங்களா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் பெருசில் போய் மாட்டுறத விட ஒரு சிறுசில் மாட்டிக்கிடுவோம் எது சிறுசு நம்ம கட்டி கட்டி ஒட்டி போட்டுனோம்ல அதை எதாவது செஞ்சோம்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு இதில் போட்டோம்னா மக்கள் நம்மளை சூப்பராக டே மக்களுக்காக போய் பாரு எவ்வளோ ஒரு பத்து பேர் சொல்லுவார்ல இது உண்மைடான்னு அதனாலதான் இவன் கேட்கறது இதுதான் முத முத உங்க டிவியில் நான் சொல்றேன் யார்ட்டு சொல்லக்கூடாதுன்னு எனக்கு வந்து சோர்ஸ் வந்து விடுவோம் பெண்ணா ஆயிடுச்சு எதுக்கணும் முடிவு பண்ணியாச்சு அப்புறம் என்ன இருக்கு இதுதான் முக்கியமான காரணம் இதனாலதான் கைது செய்யப்படவில்லை அதுல கைது பண்ணியிருந்தால் இவர் பெரிய போர் வீரன் மாதிரி வந்திருப்பார் இல்லைன்னா ஒரு ஏதோ பெரிய போராளி மாதிரி வாடி மகனே வா வாங்கி நீ ஆட்டையை போட்டு அங்க பண்ணியிருக்கிறியா மக்கள் காசுங்க ஒன்று சொல்றேன் பிரதர் ஒருத்தர் வந்து ஒரு ஊர்ல வந்து பிறந்து வளர்ந்தும் போது ஒரு மக்கள் நலன் சார்ந்து ஒரு கவுன்சிலர் ஆகலாம் கவுன்சிலர் ஆகிட்டு கொஞ்ச நாள் அப்படியே சேர்மன் ஆகலாம் அப்படியே கொஞ்ச நாள் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் மினிஸ்டர் ஆகலாம் காசு சம்பாதிக்கலாம் இது இயற்கை சும்மா இருக்க சொல்ல முடியாது மேக்சிமம் எல்லா பயவுலையும் இப்படி தான் இருக்குது எண்பது விழுக்காடு இருபது விழுக்காடு வந்து இங்கே தலைவர் மாதிரி சில பேர் இருக்கலாம் வச்சுக்கல எண்பது விழுக்காடு காமராஜர் மாதிரி இருக்கலாம் இருபது விழுக்கு எண்பது விழுக்காடு இது மாதிரி இருக்கிறாங்க ஆனால் இந்த பய வெறும் வாயை வச்சுக்கிட்டு இந்த ருத்ரான்ற ஆ ருத்ராவோட லிங்க போட்டு இருக்கிற காசை பூரா ஆட்டையை போட்டு எத்தனை கோடிங்க டோட்டல் தெரியுமா உங்களுக்கு கவர்மெண்ட் சொன்ன எவ்வளவு தெரியும்ல என்னங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடினா யோசித்து பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க பிரதர் மக்களை யோசித்து பாருங்க இந்த நாய்கள்லாம் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஆனா எம்பி ஆனா மினிஸ்டர் ஆனா நாட்டையே வந்து அதானிட்டு எப்படி அந்த மோட்டா பாய் சோட்டா பாய் வித்தாயிலோ அது மாதிரி இவங்க போய் வெள்ளக்காரன் போய் வித்துருவானா விற்க மாட்டானா நான் கேட்கற யதார்த்தமான கேள்வி மக்களே இது முக்கியமானது இந்த பேட்டிலே முக்கியமானது நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் உங்க ஊர்ல எம்எல்ஏ இருப்பேன் நீங்க பாத்துருப்பீங்க ஆரம்பத்துல சும்மா சின்ன சைக்கிளை இருப்பேன் இன்னைக்கு வந்து பயங்கரமான ஆளா லெவலா வளர்ந்துருப்பாங்க உண்மைதான் அவன் ஆட்டை போடுறாங்க உண்மைதாங்க ஆரா இந்த இந்தியாவுடைய கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கு ஆனா அது ஊழல் நம்ம தடுக்கிறான் ஆனா இந்த நாயை ஒரு ஏசு ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு பத்து பேரை வந்து ரெப்ரேஷன் பிடிச்சிக்கிட்டு வாட்டா வாட்டா வாட்டா வாட்டான்னு காசு அடிச்சு ரெண்டாயிரம் கோடி அடிக்கிறானா என்னங்க இது கற்பனை பண்ணி பாருங்க கற்பனை பண்ணி பாரு தூக்கி உள்ள ஓட்டினா அவன் தான் பாட்டி போட்டு போய் வரேன் அப்படியே இவனோட சேர்ந்து யாரோட நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலையோட சேர்ந்து ஹே ஹே ஹேன்னு வர்றாங்க இதை தமிழ்நாடுனால கண்டுபிடிச்சோம் இதே தமிழ்நாடு இல்லாம இது மாதிரி நடக்குதுங்க இது மாதிரி ஊப்பில் நடக்குது எல்லா இந்த பிஜேபி ஆள்கின்ற அரசாங்கம் ஆள்கின்ற எல்லா இதுலயும் இதை நடக்குது அங்கெல்லாம் போக மாட்டாங்க இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு இங்க மட்டும் விடுவாங்க ஏ இங்க போடி அங்க போனா ஓப்பனை கேட்கறேங்க ஓப்பனை கேட்பேன் சி ஸ்கொயர்னு ஏதோ ஒன்று சொல்றாங்களே அது என்ன அது நம்ம ஓப்பனாக பேசி உடச்சு என்னது அது வந்து நான் பல நாளில் நான் ஒரு சிவில் இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி எனக்கு முழுக்க முழுக்க தெரியும் அது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிங்க ரைட்டா ஒரு இடத்த நீங்க போட்டீங்கன்னா கட்டி கொடுக்குறாங்க ரைட்டா அவன் மக்கள் எங்கேயா ஏமாத்திருக்கானா நான் கேட்கிற கேள்வி வந்து இன்னும் டிஎம்ஏ காரண வாயை திறக்காம தருறாங்க வாயை திறந்து பேச வேண்டியதானே அது என்ன நடந்திருக்கு ஒரு கம்பெனி இங்க பாருங்க நானா வந்து துபாயில வேலை பார்த்தாரு இது மாதிரி பல கம்பெனிகளுக்கு நான் அட்வைசர் அட்வைசர்னா வந்து பொலிட்டிக்கல் அட்வைசர் இல்ல அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் பிஎம்ஓ சில பேர் டெக்னிக்கல் உள்ள ஆளுக்கு அந்த மாதிரி தெரியும் அமெரிக்கா இன்னொருத்துடைய பிஎம்ஐ பட்டம் வாங்கினேன் நான் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்ல அது வந்து எப்படின்னா மக்களை ஏமாத்தினா தூக்கி உள்ள போடு மாப்பிடா இருந்தா மருமனா எவனா இருந்தா தூக்கி உள்ள போடு டாக்ஸ் கட்டலாம்னு சொல்றாங்கல்ல போடுங்க அது ஒரு நிறுவனம்ங்க நிறுவனம் வந்து மக்களுக்கு பில்டிங்களை கட்டி கொடுக்குது இது பண்ணுது அதுல எதுவும் ஊழல் இருந்துச்சா நான் கேட்கற அதாவது ஊழல் இருந்துச்சா இல்ல சொல்ல சொல்லுங்க இப்ப அஞ்சு நாள் ஆறு நாள் ரைடு விட்டாங்கல்ல சொல்ல சொல்லுங்க நான் ஒன்னும் முட்டு கொடுக்க தேவை யதார்த்தத்தை பேசுவான் உண்மையை பேசக்கூடியவன் தப்புனா தப்பு தான் ஓகே யாரா இருந்தாலும் சரி ஓகே தூக்கி உள்ள போடணும் அதுல குற்றம் நடந்திருக்கா இல்ல இல்ல இல்ல எழுநூறு கோடி ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டலன்னு சொல்றாங்க அது எங்க அபிஷியலா வந்திருக்கா இந்த நாய் பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்னமா பேசிட்டு இருக்கிறீங்க இது போட்டதே யாரு சவுக்கு சங்கர் நான் தான் சொல்றேன் சவுக்கு சங்கர் மாட்டிட்டாருங்க நான் தெளிவா சொல்றேங்க அதுல மாட்டு ஆ ருத்ரால மாட்டிட்டாரு தெளிவாக மாட்டி இருக்கிறார் அதை மறைக்கிறதுக்கா இந்த வந்து சின்ன சின்ன சில்லாண்டி வேலை செய்யறது இது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியுமா இது ஒரு வேலை நீ படத்திலே பார்த்துருச்சு பெரிய மேட்டரை முடிச்சிருவாங்க இப்போ சின்ன மேட்டரை போய் ஜெயிலில் வந்து சும்மா சண்டை போட்டுட்டு போற பிள்ளை வந்து எதாவது எடுத்துட்டு போய் மாட்டிக்கிடுவாங்க பாத்துக்கலாம் பார்க்கலையா இது இது இது இது ஒரு வேலை ஸ்ட்ராட்டஜி இது வந்து பொலிட்டிக்கல் வார் ஸ்ட்ராட்டஜி ஜன்சு என்ற இந்த ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்ற புக்கில் எழுதியிருப்பாங்க தெளிவாக இருப்பாங்க நீ பெரிய சம்பவத்தை பண்ணிவிட்டு சின்ன சம்பவத்தில் போய் மாட்டிக்க இதெல்லாம் சயின்ஸுங்க எல்லாம் தெரிஞ்சாலுங்க அவங்க ஆர்எஸ்எஸ் அவன் தானே கிளாஸ் எடுத்து அனுப்புறாங்க நான் சொல்றத விட உண்மையான்றத உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சொல்ல ஒன் மந்த் வெயிட் ஒரே ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க ஆர் ருத்ராவுடைய சேர்மனே சவுக்கு சங்கர் வரும் செய்தி நீங்க என்ன பாருங்க நீங்களே அதிர்ச்சி ஆவீங்க ஏன்னா அது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு இதான் உண்மைங்க இது உண்மை நான் சும்மா போற போக்கெல்லாம் சொல்லல எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை வாய முடி இன்னும் சொன்ன டிஎம்கே என்ன நினைக்கிறா ஒன்று அவர் சொன்னாரு எனக்கு ஓட்டு போட்டவர்களுக்கும் ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் தான் முதல்வர் சவுக்கு சங்கருக்கும் நான் தான் முதல்வர் அதே நேரத்தில் என் மருமகனுக்கும் நான் தான் சொல்லுவார் அவர் அப்படித்தான் பார்க்குறாரு அதனால தான் உன்னை விட்டு வச்சிருக்கிறாரு அதான் விட்டு வச்சிருக்கிறாரு நீ பண்ற அயோக்கிய தகத்துக்கு நீ பண்ற பிராடித்தனத்துக்கு நீ பண்ற பித்தலாட்டத்துக்கு எப்பயோ பிடிச்சி உள்ள போட்டிருப்பாங்க ஏன் போடல வா மகனே வா தெளிவா நீயே வந்து மாட்டுவ அப்படின்னு தான் பொறுத்து வேற ஒன்று வேற யாரும் பேசுறாங்க யோசித்து பாருங்க சொல்லுங்க வேற யாரும் ரெண்டே பேர் தாங்க பேசுவாங்க நான் தெளிவா நான் கிளியர் பண்ணி விட்டுட்டுமா ரெண்டு பேர் பேசுவாங்க ஒன்று ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இன்னொன்று சவுக்கு சங்கர் இவங்க ரெண்டு பேரை தவிர யாராவது நேரடியாக போய் ஆளுநரை சந்திப்பது போய் ஆளுநரை சந்திச்சு இவங்க வந்து அளவுக்கு மேல் சொத்தை சேர்த்துருக்காங்க இப்போதான் உனக்கு தெரிஞ்சா ஏன் ஐபேக்கில் வேலை பார்க்கும் உனக்கு தெரியலையா நான் தெரியும் ஐபேக்கில் நீ வேலை பார்த்தியல அப்போ நீ காசு வாங்கல அப்பெல்லாம் தெரியாது கழித்து போட்டு வாங்கும்போது இவங்கள நிறைய காசு சம்பாதிச்சிருக்கேன் இவங்களை போய் வாங்கக்கூடாது அப்பயும் இருக்கணும்ல அறிவாளி போராளியாக இருந்தா அப்போ கொடுத்த மாதிரி இப்போ கொடுக்கல அதனால இப்போ குலைக்கிற அவ்வளோதான் மேட்ரு அது ஆப் பண்ண தெரியல ஆப் பண்ண தெரியலங்க இதை நான் வர்றேங்க முடிச்சுக்கிறேங்க அதாங்க இங்கே எதார்த்தது சொல்கிறேங்க ரெண்டே பேருங்க அடுத்து இன்னும் வாங்க இது ரெண்டு பேரை விடுங்க டிவியில் உட்காந்துக்கிட்டு இதை வந்து முழுசாக பேசிக்கிட்டு இருக்குது நீங்கள் நல்லா பாருங்கள் வெறுப்பு உறுப்புலாம் பாருங்க எல்லா டிவிலையும் பேச மாட்டாங்க எல்லாத்துலையும் பேச மாட்டாங்க ஒன்று நியூஸ் ஜே பார்த்தீங்களா அங்கே ரெண்டு மூணு பேர் இருக்கு அங்கே இவங்களே போவாங்க இவங்களே பேசிடுவாங்க இன்னொன்று ஒரு பையன் நாங்கள் எங்கள் இதில் இருந்தாலும் இப்போ வெளியில் தெரியும் அது ஏர்போர்ட் மூர்த்தி அது ஒன்று பேசு இன்னொன்று ஷாட்டை துறைமுருகன்னு ஒருத்தன் தெரிவேன் ஷாட்டை சுத்திரம்னு இதுகளை தவிர வேற யாராவது இதை பற்றி பேசுகிறால சொல்லுங்க நான் உங்களுக்கு இப்போ பதிவு சொல்ல நான் ரெடியாக இருக்கிறேன் இன்னொரு கேள்வி கேட்குறேன் சாட்டை சாட்டையை பற்றி கேட்டதுனால நான் சீமானை பற்றி ஒன்று கேட்குறேன் ஏன் ஆருத்ரா கோல்டு விவகாரம் இவ்வளோ பெருசாக வந்திருக்குது இதில் பிஜேபி சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க அண்ணாமலை சம்மந்தப்பட்டிருக்கிறார் ரெட்டி சம்மந்தப்பட்டிருக்கிறார் ஒரு ஆளுங்கட்சி பிஜேபி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னும் போது சீமான் வந்து அதிகாரத்துக்கு எதிராக ஒரு ஒரு பேனா சிலைக்கே ஒரு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணவர் ஏன் பேச மாட்டேன்றார் தமிழர்களுடைய செல்வத்தை இவ்வளோ தூரம் கொள்ளடிச்சிருக்கிறாங்க அது குறித்து பெருசாக ஏன் பேச மாட்டேன்றார் இப்போ உங்களுக்கு புரியுதா நான் ஆரம்பத்தில் எங்கள் அண்ணன் தான் நல்லா தான் இருந்தேன் நான் ஏன் சொன்னேன் இவர் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு நீங்கள் உடனே வந்து ஒரு பி டீம் பி டீமில் இவரே தான் டீமு அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே நல்லா தான் ஞாபகப்படுத்துனீங்க நீ ரெண்டு பேரும் சொன்னீங்க இன்னும் ஒரு ஆளை விட்டுட்டியா அப்படின்ற நீங்கள் கேள்வியும் கேட்டீங்க உண்மையே அவரையும் நம்ம சேர்த்துக்கிறோம் கரெக்டுயா நான் அவரை மறந்துட்டு ஏதோ ஃப்ளோவில் அவரை விட்டுட்டேன் கரெக்டாக இந்த மூணே பேர் தான் அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அண்ணாமலை சவுக்கு சங்கர் சீமான் இந்த மூணு குரூப்பு தான் இது அழகான குரூப்பு அவங்க டீம் ரெடி பண்ணிட்டாங்க ஒன்று நல்லா வாய் பேசும் இங்கிட்டு ஒன்று நல்லா ஒரு இன்டெலிஜென்ஸாக <laughs> ஏதோ அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு தெரியுது அதையும் வச்சுக்கிடுவோம் இங்கிட்ட தலைவர் அவர் கட்சியுடைய தலைவர் இதை செய்கிறாங்க யாரும் ரொம்ப நாளைக்கு கூடாது நீ வேணால் பாருங்களேன் மக்களுக்கு தெரியுங்க யார் என்னன்னு எந்த காமெடி பேசும் தெரியும் அதுவரை கண்டுபிடித்து விடுவார்கள் ஓகே மக்கள் பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி நன்றி வணக்கம் நேர்களை மற்றொரு விருந்தரோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி